இவ்விழாவை சிறப்பிக்க வந்த அனைவரையும் சிறப்பாக வரவேற்ற தோழி பேபி ஷாலினிக்கு நன்றி அன்பு என்ற ஒளியை பயிற்சியாளர்களின் மனதின் குரலாக ஆண் பயிற்சியாளர்கள் சார்பாக பயிற்சியாளர் உரை வழங்கிட ஜே பிரிவிலிருந்து தோழர் கௌதம் ஒரு முறை கேட்ட பாடலை மறுமுறை கேட்கவே யோசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றறிந்த பாடங்களும் ஏராளம் திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஓரிடத்தில் வீறு கொண்ட கம்பீர நடையா நாம் வியந்து சிலர் பயந்து பார்த்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இருபால் கண்காணிப்பாளர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மற்றும் சக பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் நான் யார் பவானிசாகர் பயிற்சி நிலையத்தின் வடக்கு கடைசி எல்லையான அகத்தியர் விடுதியில் தங்கி தெற்கு கடைசி எல்லையான ஜே செக்ஷனிலிருந்து வருகிறேன் முதல் அனுபவம் ஸ்டேஜில் ஏறுவதற்கு தனி தைரியம் வேண்டும் என்பார்கள் ஆனால் எப்பப்பா ஸ்டேஜ் ஏற்றுவீங்க என்று ஏங்கிய நிகழ்வு தான் அட்மிஷன் சீட்டுக்கட்டுகளை கூட இப்படி கலைக்க முடியுமா என்று தெரியவில்லை ஒரே துறை ஊரை சேர்ந்தவர்களை வந்த அன்னைக்கு பார்த்தது தினமும் ஐ அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பதை அறிந்து எங்கள் குடும்பங்கள் கேட்ட கேள்வி எப்புட்றா மரம் வளர்த்தால் மழை பருவமோ இல்லையோ நிறைய இலை பருவம் இலையுதிர் காலத்தில் நாங்கள் வந்தோமா இல்லை நாங்கள் வந்ததால் இவ்வளவு இலைகளா சிரமதானம் எங்களை சிரமப்படுத்தினாலும் சாந்தி ஆசனம் சாந்தப்படுத்தியது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காஃபி இருக்கும்போதே குடித்துக்கொள் மற்றவர்களை கிண்டல் செய்வதை நிறுத்திவிடு அங்கு சுண்டல் காலியாகி கொண்டிருக்கிறது இளைஞர்கள் தன் தோழிகளை எப்போது பார்ப்போம் என்ற இயக்கத்தை விட தட்டில் எப்போது கோழிகளை பார்ப்போம் என்ற இயக்கத்திலே இருந்தனர் காஃபிக்கு கூடிய கூட்டம் கபசூர குடியினருக்கு காணாமல் போனது அதிகாலை இறை வழிபாட்டில் சிந்திக்க பயிற்சி காலை உடற்பயிற்சி மாலை விளையாட்டு பயிற்சி இரவு படிக்க பயிற்சி இவ்வளவு பயிற்சி செய்யும் எங்களுக்கு ஓய்வெடுத்த ஒரே அறை அதுவே வகுப்பறை இங்கு சுவருக்கு கூட காது கேட்கும் பழம் விற்கும் பாட்டி கூட உனக்கு பாம்பு வைத்துவிடும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வார்டன் வாட்சிங் சுறுசுறுப்பிற்கு எடுத்துக்காட்டு தேனீக்கள் என்பார்கள் ஆனால் எங்கள் முன் எழுந்து உணவு சமைத்து அதை பரிமாறி மீண்டும் மறுதினத்திற்கு தயாராகி உரிய நேரத்தில் தண்ணீர் வழங்கி ஒளி ஒளி அமைக்கும் இவர்கள் தேனீக்களை விட சுறுசுறுப்பானவர்கள் உங்கள் சேவைக்கு எங்களது அனைவரின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகள் எத்தனையோ நினைவுகள் கண்களின் முன் வருகை பதிவிற்கு தினமும் வாசித்த பெயர்கள் மேடையில் பேசிய ஊக்க மொழிகள் நடை உடை பாவனை என எங்கள் பயிற்சி காலங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவலைகள் சுருங்கச் சொன்னால் கம்பன் கவிதைகள் விடியலாய் இருந்த மனம் புது விடியலில் புத்துணர்வு தினம் கொள்ளட்டும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நன்றி